ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் வாழ்வை அர்ப்பணித்தேன் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையானது ஆண்டவரின் காணிக்கையான பெருவிழாவை கொண்டாடுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆண்டுதோறும் ஆண்டவர் காணிக்கையான கோவிலில் காணிக்கையான பெருவிழாவை கொண்டாடுகிறது அன்னை மரியாலும் சூசையப்பருமாக குழந்தையை கோவிலில் காணிக்கையாக கொடுக்க எடுத்துச் செல்லுகிறார்கள் அங்கே அவர் முழுமையாக தன்னை அந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அந்த அர்ப்பண விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் முழுமையான ஒரு அர்ப்பணம் இயேசு கிறிஸ்து கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒப்பு கொடுத்தவர் அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வில் நிரந்தரமாக இறுதி வரையிலும் எந்த விதமான போராட்டம் இருந்தாலும் கலக்கம் இருந்தாலும் அல்லது தயக்கம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் வென்று அந்த தற்கையெழுப்பு முழுமையான கையெழுப்பின் அந்த அர்ப்பண வெளிப்பாட்டை ஆண்டோர் கொடுத்த எல்லாம் நிறைவேறிற்று எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் எந்த சோதனை வந்தாலும் அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி அவர் விரட்டி அடித்தார் இந்த அர்ப்பண வாழ்வுக்கான அர்த்தத்தை அவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார் எவ்வாறு இந்த அர்ப்பண வாழ்வை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்க முடியும் என்பதை தன் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் சிமியோன் குழந்தையை கையில் எடுத்து நான் இந்த மீட்பை கண்டுவிட்டேன் இதற்காகத்தான் இதுவரையில் நான் காத்து கொண்டிருந்தேன் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும் அற்புதமான குழந்தை மெஸ்ஸியா என்று சொல்லி சாட்சியம் சொல்லியிருக்கிறார் இந்த குழந்தையை பார்த்து அவர் பெருமைப்பட்டிருக்கிறார் அந்த குழந்தையை கையில் ஏந்துவதற்கு அவர் பாக்கியம் பெற்றிருந்தார் அவர் சொன்ன வாக்குகள் நிறைவேறியது அதன்படியே இயேசு கிறிஸ்து குழந்தை முதல் அவர் இறப்பு வரையிலுமாக அர்ப்பண வாழ்வின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்து வாழ்ந்து நம்ம கற்பித்து கொடுத்திருக்கிறார் அந்த அர்ப்பணத்தை எவ்வாறு காத்தார் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் வருகிற வருகிற சோதனைகளை எவ்வாறு வெல்ல முடியும் என்பதை ஜெப அனுபவத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் கற்களில் எழுந்து எழுந்து சென்று ஜபித்திருக்கிறார் தனிமையிலே ஆண்டவரோடு ஜெபித்திருக்கிறார் பாலை வனத்திலும் பாலை நிலத்தில் அவர் சோதிக்கப்படுகின்ற சமயத்தில் கூட அந்த ஜெப வலிமைதான் அவரை அப்பாலை போ சாத்தானி என்று சொல்ல முடிந்தது கடவுளுக்காய் முழுமையாக அர்ப்பணித்த அற்புத மெஸ்ஸியா நம் மீட்பர் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே அர்ப்பண விழாவிலே திருச்சபையானது அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய விழாவையும் கொண்டாடுகிறது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அதாவது கான்சன்ட்ரேட்டட் லைஃப் துறவரி துறவிகளுடைய நாள் துறவிகள் அனைவருமாக இயேசுவை போல் முழுமையாக தற்கையளிப்பு செய்ய வேண்டும் அர்ப்பணித்திருக்கிறோம் இந்த அர்ப்பணத்தை உணர்ந்து வாழ வேண்டும் இயேசுவை போல் ஜெபிக்க வேண்டும் இயேசுவை போல் அர்ப்பணித்து வாழ வேண்டும் இயேசுவை போல் எந்த நிலை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் நிலைத்து நிற்க வேண்டும் நிலைத்து நிற்க முடியும் என்பதை திருச்சபையானது கற்பித்து நம்மை வழிநடத்த கேட்கிறது நாம் அன்புக்குரியவர்களை எல்லா துறவிகளுக்கும் இன்று வாழ்த்துக்கள் இன்றைக்கு துறவர வாழ்வு என்பது ஒரு மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் துறவிகள் என்று சொன்னால் இயேசுதான் முதல் துறவி மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொன்ன அளவுக்கு அவர் சிலுவையிலே வெறுமையாக ஆண்டவருக்கு கையளித்தார் எல்லாம் நிறைவேறிற்று அதுதாங்க நம்ம ஒவ்வொரு துறைவினுடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு உணர்வு பண்பு அர்ப்பணிப்பு கடவுளுக்காய் முழுமையாக கொடுக்கணும் எல்லா விதத்திலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் அந்த அர்ப்பணம் இருக்க வேண்டும் அதுதான் புனிதம் பிரமாணிக்கம் இருக்க வேண்டும் அது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் பிரமாணிக்கம் இல்லை துறவர வாழ்க்கையிலும் பிரமாணிக்கம் ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்விலை பிரமாணிக்கும் தவறினால் ஆசீர்வாதங்கள் மற்றையெல்லாம் குறையும் என்று நம்ம நினைக்கிறோமோ அல்லது குறை குறைகிறதோ அதே போல துறவர வாழ்விலும் அர்ப்பணிப்பு அர்ப்பண வாழ்விலே பிரமாணிக்கும் இல்லை என்று சொன்னால் எதுவும் கிடையாது அர்ப்பணம் வேஸ்ட் ஆகவே துறவர வாழ்விலே இயேசுவை போல் நான் என்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அவரை போல் அந்த அர்ப்பண வாழ்வில் நிலைத்து நிற்க வேண்டும் அவரை போல் அந்த அர்ப்பண வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அவரை போல் அந்த அர்ப்பண வாழ்வினுடைய உச்சத்தை அடையணும் இல்லைனால் அர்ப்பணிக்க வேண்டியதே கிடையாது இன்றைக்கு பல சோதனைகள் இருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் மத்தியில் எப்படி கடைபிடிக்கிறது எவ்வாறு கடைபிடிக்கிறது அர்த்தம் இருக்கிறதா நிறைய யோசிக்கிறாங்க யாருமே கட்டாயப்படுத்தப்படவில்லை எல்லோருமே நாம் மனமோந்துதான் இருக்கிறோம் ஆக அந்த அர்ப்பணத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறுதி பாடு கொடுக்கிற போது நம்ம எல்லாத்தையும் சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம் என்னுடைய சுதந்திரத்தை நான் சுதந்திரத்தின் வழியாகத்தான் அர்ப்பண வாழ்க்கையிலே முழுமையாக நான் ஆண்டு கையளிக்கிறேன் அந்த அர்ப்பண வாழ்வு இறுதி வரையும் நினைத்து இருக்க வேண்டும் பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய துறவர வாழ்க்கையிலே துறவரிகளோடு துறை மத்தியில் பிரமாணிக்கும் இல்லை என்பதுதான் உண்மை சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பிரமாணிக்கும் இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பிரச்சனையில் ஒரு பிரமாணிக்கம் தவறுகிற ஒரு ஒரு துறவியால் திருச்சபையினுடைய நன்மதிப்பு கெடுகிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய அர்ப்பணத்தை மறுபரிசீலனை செய்ய செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜபிப்போம் கட்டாயம் ஜபிக்கணும் ஜப வாழ்வு ரொம்ப முக்கியம் அர்ப்பண வாழ்விலே அதுதான் நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடியது நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு புனிதமான வாழ்வுக்கு அதுதான் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடியதாக இருக்கும் அர்ப்பணத்தை காக்க வல்ல புனிதப்படுத்த வல்லக்கூடிய சக்தியை தரக்கூடியது ஜபம் இறைவனோடு நாம் கொண்டிருக்கின்ற ஒன்றிப்பு இறைவனோ நாம் கொண்டிருக்கின்ற அந்த அந்த அந்யோ அந்யோன்ய உறவு தான் அந்த அர்ப்பணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நிறைவுள்ளதாக மாற்றும் வணக்கம் அருள் சகோதரியே வணக்கம் ஃபாதர் இந்த ஆஞ்சலிஸ் வாய்ஸ் இணையதள யூடியூப் சேனலில் இன்று நாம் கொண்டாடுகின்ற ஆண்டு அர்ப்பணிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பற்றி கலந்துரையாட உங்களை அழைத்திருக்கிறேன் அருட்சகோதரி விமலா அவர்கள் இன்று நமக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அர்ப்பண வாழ்வினுடைய அவருடைய ஈடுபாடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் கண்டுபிடித்த அந்த அர்த்தமுள்ள அர்ப்பணம் இன்று எவ்வாறு இந்த அர்ப்பணம் வாழ்வதற்கு எவ்வளவு சவால்கள் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சிஸ்டர் நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர் நீங்கள் பேசுங்க எங்களுக்கு சொல்லுங்கள் வணக்கம் ஃபாதர் உங்கள் ஆண்டனி வாய்ஸில் நானும் இணைந்து ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அர்ப்பண வாழ்வு என்றாலே நம்மை முழுமையாக மனம் செயல் உடல் அனைத்துமே அனைத்தையுமே இணைத்து செயல்படுவதுதான் அர்ப்பண வாழ்வு ஏற்கனவே தந்தையவர்கள் விவரமாக பேசியிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் அதாவது இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் என்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி என்னிடம் கேட்டார்கள் அர்ப்பணம் என்றாலே நாம் முழுமையாக விரும்பி அளிப்பது விரும்பி அளிக்கும் போது தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அளிக்கும் போது தான் அதில் உண்மையான அதாவது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இருக்கும் நாம் செய்கின்ற செயல்களிலும் முழுமையடையும் மற்றவர்களும் பயனடைவார்கள் அதே போன்று இறைவும் இறையும் மகிழ்வார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தனிநபர் தன்னை அர்ப்பணிக்கும் போது அதற்கு பின்னால் ஒரு வால் இருக்கிறது அதாவது எதிர்பார்ப்புகள் நான் இந்த பணியை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி ஒரு சாரார் தன்னுடைய மனதில் நினைப்பதினால் துறவர வாழ்வானது அர்ப்பணிப்பு வாழ்வானது மகிழ்வு இல்லாமல் இருக்கவும் செய்கிறது அதை எடுத்து நாம் வாழ்கின்ற சமுதாயமும் நம்முடைய அர்ப்பண வாழ்வுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை நாம் பய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் சாதகமாக இல்லாவிட்டாலும் நாம் அதை சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் துறவிகளிடமும் துறவினிகளிடமும் சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை உற்று நோக்கி அதன்படி நடந்தோமானால் இந்த சிக்கல்களையும் கவன சிதறல்களையும் நாம் மேற்கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அதாவது நாம் ஓர் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பதையே எல்லாரும் விரும்புகின்றார்கள் எல்லா சமுதாயத்தினரும் ஏன் நம்மவர்களும் கூட அதைத்தான் விரும்புகிறார்கள் அது நம்முடைய சில பின்னடைவுகளை செய்கின்றது ஏனென்றால் நம் கரங்களில் இருக்கின்ற பத்து விரல்களும் ஒரே போன்று இருப்பதில்லை ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக இருப்பதனால் ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட பின்னணியோடு வருவதனால் எல்லோரும் ஒரே போல இருப்பதில்லை இதுவும் ஒரு பின்னடைவுக்கு காரணம் எது எவ்வாறாக இருப்பினும் நாம் முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடாது கூடாது என்றுமே திரும்பி பார்க்கவும் கூடாது இன்றைய காலகட்டத்தில் நிரம்ப பேர் திரும்பி பார்க்கின்றார்கள் திரும்பி பார்ப்பதனால் அடுத்த தோட்டம் செழிப்பாக இருப்பதாக நினைத்து அதிலும் கவனத்தை சிதறடிக்கிறார்கள் அதனால் நாம் என்ன கருத்துக்காக உள் வந்தோமோ யாருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ அந்ததில் நாம் கவனமாக இருந்தோமானால் வாழ்வில் சந்தோஷமாகவும் இருப்போம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருப்போம் நன்றி சிஸ்டர் நீங்க அருமையான பதிவுகளை நீங்கள் பதிவு பதிவு செய்திருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்மையிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அர்ப்பண வாழ்வை பற்றியான ஆழ்ந்த ஒரு பகிர்வை நீங்க கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க நீங்க யார் என்ன செய்யறீங்க எனக்கு தெரியும் நீங்க உலகியல் பேராசிரியர்னு அந்த உங்களுடைய சபையை பற்றியோ மற்ற உங்களுடைய பணிகளை பற்றியோ ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லுங்கள் அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததற்காகவும் அந்த ஆண்டனி வாய்ஸோட என்னுடைய வாய்ஸும் இணைகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதற்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் பேர் வந்து சகோதரி விமலா நான் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் முரியால்டோ அந்த காங்கிரிகேஷனை சேர்ந்த ஒரு சகோதரி எங்களுடைய தலைமையிடம் பிரேசிலில் இருக்கிறது எங்கள் சகோதரர்கள் காங்கிரிகேஷன் ஆஃப் செயின்ட் ஜோசப் சென்னையில் இருக்கிறாங்க மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கிறாங்க எங்களை ஜோசஃபாய்ஸ் என்று அன்பாக அழைப்பார்கள் எங்களுக்கும் எங்களை ஜோசஃபாய்ஸ் என்று அழைப்பதில் மற்றவர்கள் அழைக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்வு உண்டு ஏனென்றால் எனக்கு சூசையப்பரிடம் ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு உண்டு அப்பா மகள் என்ற உறவு உண்டு நாங்கள் சலேசிய சபை நிறுவனர்களுடைய பணியை போன்றுதான் எங்கள் காங்கிரிகேஷனும் அந்த அது போன்ற பணியை தான் செய்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மேல் அதீத பாசத்தோடு நாங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர்களிடம் எங்கள் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அடுத்து என்னை தந்தை அவர்கள் நான் ஒரு உளவியலாளர் என்று குறிப்பிட்டார் நான் உளவியலாளர் குடும்ப ஆலோசக ஆலோசகர் இதில் நான் தனித்துவம் பெற்றிருக்கின்றேன் இதையும் தாண்டி குடும்பத்தை மட்டுமல்ல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது துற இளநிலை துறவியரிடம் பேசி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது ஒரு அதீத ஆர்வம் அதற்காகவே நான் ஜெபிக்கவும் செய்கிறேன் அப்படி ஒரு வாய்ப்புக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றேன் இதையும் தாண்டி நாம் செய்கின்ற பணியானது பாதிக்கப்பட்டவர்களை பக்குவப்படுத்தி அவர்களையும் மற்ற மக்களைப் போன்று பணிகளை செய்து மகிழ்வோடு வாழ செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாகும் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது சமுதாயத்தால் புறந்தள்ளியவர்களும் உண்டு டிஸ்கிரிமினேஷன் எனக்கு வந்து நான் யாரையுமே புறந்தள்ள மாட்டேன் ஜாதி மொழி எதுவானாலும் எனக்கு ஒன்று போல் தான் எனக்கு தோணும் ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அதனால் அந்த வலி எனக்கு தெரியும் அதனால் என்னுடைய சகோதரிகள் என் கூட வாழ்கிறவங்கனாலும் சரி மற்ற சகோதர சகோதரிகளை நான் பார்க்கும் போதும் என் சொந்த உறவுகளாக தான் நான் மதிக்கிறேன் இப்போ நான் எனக்கு வயதாகிறது எங்கள் குடும்பத்துலேயும் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க நான் மற்றவங்கள பார்க்குறப்ப ஏன் என்னோட சின்னவங்கள பார்க்குறப்ப என் தம்பி தங்கை அப்படிதான் நான் பார்க்குறேன் அதுலேயும் ரொம்ப சிறார்களை பார்க்குறப்பது என்னுடைய பேர குழந்தைகள தான் பார்க்குறேன் அதனால எனக்கு உறவு வந்து ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது அதே போல் மற்றவர்களை நினைத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு நானும் விரும்புகிறேன் வாய்ப்பளித்த தந்தை அந்தோணிதாஸுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறேன் நான் இன்று இவ்வளவு வளர்ந்ததற்கே இந்த கப்புச்சின் சபைதான் காரணம் நான் உளவியலாளராக படித்திருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாகவும் எனக்கு ஒரு அருமையான அனுபவம் உண்டு நான் ஒரு போர்க்லே சிஸ்டர் எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஆர்வம் வந்ததே இந்த காப்புச்சியன்ஸ் தான் எங்களுக்கு வந்து டாக் கொடுக்குறப்போதெல்லாம் ஏதாவது ஒரு சில வரிகள் சைக்காலஜியை பற்றி சொல்லுவாங்க எனக்கு அப்போவே ஒரு ஆள் மனதில் ஒரு ஆர்வம் உண்டு நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா நான் வேறு ஒரு காங்கிரிகேஷனில் இருந்தாலும் நான் என்றுமே ஒரு பிரான்சிஸ்கன் தான் ஒரு போர்க்லேயர் தான் ஒரு காப்புச்சினி தான் அதனால் அதில் பெருமைப்படுறேன் அதே சமயத்தில் என்னுடைய இறுதி மூச்சு வரை காப்புச்சினர்களுக்கும் பிரான்சிஸ்கன் கம்யூனிட்டிக்கும் நன்றி உள்ளவளாக இருப்பேன் என்னுடைய பிஹெச்டி வைவா முடிந்தவுடனே என்னுடைய சகோதரிகள் நான்கு சுவர்களுக்குள் இருக்கும் என் சகோதரிகளுக்கு தான் நன்றி சொன்னேன் அதே போன்று என் சகோதரர்கள் காப்புச்சேன்ஸ்க்கு அவர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு இல்லை என்ன என்கிட்ட பழகிறவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும் நான் காப்புச்சேன்ஸ்கிட்ட ரொம்ப என்னுடைய சொந்த சகோதர அண்ணன் தம்பிகளை போல பழகுவேன் இப்பவும் இது எனக்கு நான் பல தமிழ்நாட்டுக்கும் போ தமிழ்நாட்டில் உள்ள கேப்பிச்சன் நிறுவனம் மட்டும் இல்லாமல் டெல்லி வர போயிருக்கிறேன் நான் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் கேட்டாங்க உங்களுக்கு தமிழ்நாடு தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் நான் ஒவ்வொரு சகோதரனுக்கு வீட்டுக்கும் மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் இந்த பதிவையும் இதில் பதிவிடுறதுக்கு சகோதரர் அந்தோணிதாஸ் எனக்கு உதவியமைக்காக நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிஸ்டர் விமலா ஜோசஃபைட் ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய பதிவுகளுக்கு ஆழ்ந்த ஆழ்ந்தவங்களுடைய பகிர்வு ப்ளஸ் உங்களுடைய இவங்களுடைய தனிப்பட்ட அழைப்பை பற்றியும் உங்களுடைய பணியை பற்றி சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்புகிறேன் ஆண்டனி சுவாய்ஸ் இணையதள அன்பு நண்பர்களே சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க சோசையப்பர் வாழ்க ஆமீன் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜபத்தோழமையில் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க்கை